டேபிள் கேலண்டர் உங்களோட வாழ்க்கையை எப்படி மாற்றும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நிச்சயமாக மாற்றுங்க இந்த டேபிள் கேலண்டரில் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு வாசகம் இடம்பெறும் சரிங்களா அந்த வாசகத்தை நீங்கள் தினமும் பார்க்க பார்க்க பார்க்க பார்க்க அது உங்களோட ஆள் மனதில் பதியும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த பன்னெண்டு வாசகங்கள் இருக்குல்ல இது நல்லா யோசித்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த பன்னெண்டு வாசகங்களின் கருத்துக்களும் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறுவதற்கு மிக மிக மிக அவசியம் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருப்பதற்கு மிக மிக மிக மிக அவசியங்க இந்த பன்னெண்டு வாசகங்களின் கருத்துக்கள் உங்கள் ஆழ்மனதிற்குள் கண்டிப்பாக செல்ல வேண்டுங்க அதனால தான் இந்த டேபிள் கேலண்டரை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த டேபிள் கேலண்டரில் என்னோட வாசகங்கள் மட்டும் இடம்பெற போவதில்லை உங்களின் வாசகங்களும் இடம்பெறப் போகின்றது ஒவ்வொரு மாதத்திலும் மாதத்தின் குறிக்கோள் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கும் அந்த மாதத்தில் உங்களோட குறிக்கோள் என்ன அப்படின்றதில் நீங்கள் எழுதிக்கலாம் உதாரணத்துக்கு நான் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கணும் நான் இந்த திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் அந்த மாதத்தோட குறிக்கோள் இதையும் நீங்கள் தினம் தினம் தினம் தினம் பார்க்க பார்க்க பார்க்க அது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியை தரும் அது உங்கள் ஆள் மனதில் பதியும் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அந்த குறிக்கோளை அடைவதற்கு ஊக்கமாக இருக்குங்க எனவே பல வகையில் இந்த டேபிள் கேலண்டர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுங்க இந்த கேலண்டரோட விலை ஐநூறு ரூபாய்ங்க ஆனால் எல்லாருமே வாங்கி பயனடையணும் அப்படின்ற காரணத்துக்காக முதல் ஒரு வாரத்திற்கு அதாவது ஐந்து பிப்ரவரி வரைக்கும் இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் மட்டும்தாங்க எனவே உடனடியாக ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்டர்நெட்டில் உங்களுக்கு பணம் கட்ட தெரியல அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்துங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் வரும் என்னோடய இமெயில் முகவரி ஸ்க்ரீனில் வரும் அதுக்கு ஒரு தகவல் அனுப்புங்க எப்படி பணம் செலுத்துவது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா இந்த விற்பனை இந்தியாவில் மட்டும்தாங்க நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபாய்ங்க எனவே உடனடியாக ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்